ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேட்ஸ் ஸ்டஃப் பண்ணி பராத்தா பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பராத்தா வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு டேட்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம சப்பாத்தி பசைகிற மாதிரி தான் சப்பாத்தி மாவு பசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த வந்து இந்த பேரிச்சம்பழம் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் முதல்ல வந்து நட்ஸை வந்து பொடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பேரிச்சம் பழத்தை வந்து நம்ம இதோட போட்டு நம்ம கொஞ்சம் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு நம்ம இப்போ செய்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இங்கே வந்து நான் நட்ஸை பொடி பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம் இதையும் வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் வந்து நம்ம மொத்தமாக வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சின்னதாக எடுப்போம் இது கொஞ்சம் வந்து பெருசாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அஞ்சு பால்ஸ் வந்திருக்கு இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு சப்பாத்தி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போ இப்படி ஒரு மடிப்பு போடுங்க இப்படி இப்படி ஒரு மடிப்பு போடுங்க அழுத்தி விட்டுட்டு இந்த மடிப்பை இப்படி போடுங்க அதுக்கப்புறம் இந்த மடிப்பை வந்து பின்னாடி போடுங்க இப்படி செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து மேலே வராது நம்ம தேய்க்கும் போது ஆயிலுக்கு பதிலாக இதுக்கு வந்து நம்ம வெண்ணையோ நெய்யோ யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் எண்ணெய் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க இப்போ ஒன்றுனா வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறின உடனே கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம திருப்பிடலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறதுனாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன் இந்த பக்கமும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வெண்ணையும் போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்டாக இருக்கும் நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இந்த சப்பாத்தி ரொம்ப வந்து ஹெல்த்தி அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் நாங்கள் சொல்லிடலாம் நாங்கள் ரெசிபி செஞ்சுட்டு நல்லா சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதில் வந்து நல்ல டேட்ஸ் இருக்குது நட்ஸ் இருக்குது நட்ஸ் அவ்வளோ நல்லது டேட்ஸும் ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்கிறவங்க டேட்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போடாதீங்க கொஞ்சம் வந்து இது தெரியாமல் கொஞ்சம் இருக்கிற சைடு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வேக வேகட்டும் அதுக்கப்புறம் அந்த சைடு போட்டுக்கலாம் இப்போ இங்கே வந்து நல்லா வந்து கலர் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் போது தான் திருப்பி போடணும் இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ திருப்பிடலாம் இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம் இந்த சைடும் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம மாவில் வந்து ஒன்றுமே போடலை எண்ணெய் கூட நான் போடலை வெறும் உப்பு தான் போட்டோம் எவ்வளோ அழகாக உப்புது பாருங்கள் அதுதான் எது ஸ்டஃப் பண்ணாலுமே எந்த இதுவும் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வந்து ஸ்டஃபிங் போட்டு ஜென்டலாக வந்து நீங்கள் தேய்ச்சா போகிறோம் எதுனாலும் அந்த வெஜிடபிள் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அரைச்சி பண்ணிக்கலாம் எங்கள் சேனலில் நிறையா சப்பாத்தி இருக்குது இது போல் வந்து ஹெல்த்தியாக சப்பாத்திங்க நிறையா ஹெல்த்தியான சப்பாத்திஸ் இருக்குது அந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா சப்பாத்தியும் வந்து செஞ்சுக்கோங்க டேட் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வந்து ஹெல்த்தி ரெசிபிங்க இது ஹீமோ ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் உள்ளே நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற ரெசிபீஸ் எல்லாம் கூட பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்